நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு two fifty ml glass juice glass பார்த்துருப்பீங்க seven fifty ml biryani containers பண்ணுறோம் ஸ்வீட் பாக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எம்எல் பண்ணுறோம் ஸ்க்ராச் ப்ரூஃப் வாஷ் ப்ரூஃப் நீங்கள் டிஷ் வாஷரில் போட்டு வாஷ் பண்ணாலும் இட்ஸ் ஃபீல் அப் ஆகாது நீங்கள் என்ன தான் ஸ்க்ராச் பண்ணாலும் ஸ்க்ராச் ஆக மாட்டேங்குது the minimum quantity for this is five thousand ஐயாயிரம் ஸோ ஐயாயிரம் பீஸ்லேருந்து நம்ம இந்த ஐஎம்எல் பிராண்டிங் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும் ஸோ ஹேலர் ஃபோன் ஷோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெராடெக் பேக்ஸில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் இந்த மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ் வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடையாது இது வந்துட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருப்பாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மோல்ட் ஆகி வருது இந்த மேலே இருக்கிற ஸ்டிக்கர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஃபைவ் பாலிப்ரொபைன் என்ன bro polypropylene polypropylene food grade virgin plastic food grade virgin plastic so இதோட ப்ராசஸ் எப்படின்னா ஸோ இது நம்ம வந்து இது இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஒரு சிம் ஒரு ஒரு சைஸுக்கும் மோல்டு தனித்தனியாக இருக்கும் ஸோ இதோட டப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா டப்பு இதுக்கு ஒரு லிட்டுக்கு தனியாக மோல்டு டப்புக்கு தனியாக மோல்டு இருக்கும் ஸோ எவ்ரி டிஃப்ரெண்ட் ஷேப்புக்கு நம்ம தனித்தனியாக மோல்டு செஞ்சு வச்சுக்கணும் ஸோ பேசிக்கலி ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம கிரானல்ஸாக ப்ரொக்யூர் பண்ணுவோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வெர்ஜின் பிளாஸ்டிக் நம்ம வந்து டேரெக்டாக யூஏலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் பரோஜ்லேருந்து பரோஜ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இது வந்து பாலிப்ரோப்ளின் ஸோ இதில் different types of grades so ஒரு ஃபுட் கிரேட் என்னென்ன இருக்கோ அந்த மெட்டீரியல் நம்ம இம்போர்ட் பண்ணி ஸோ பேசிக்கலி இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா நம்ம பின்ல இதை ஃபஸ்ட்டு போட்டுரும் ஓகே ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஏஇலேருந்து e அவங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க எதுக்காக யூஏஇலேருந்து e இம்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா எப்படி தெரியுமா நான் இன்னைக்கு தான் கற்றுக்கிட்டேன் இவங்ககிட்ட கேட்டேன் ஏன் யூஏ இவங்க யூஏ வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அந்த கண்ட்ரியில் வந்து கிடைக்கிறது வந்து பெட்ரோல் மட்டும் தான் சொல்லுவாங்க அவங்க வந்து இவங்க கேட்கும்போது ஆமாம் அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா பெட்ரோலோட பை ப்ராடக்ட் தான் இந்த பிளாஸ்டிக்கா அது கேட்டு ஆச்சரியமாயிட்டாங்க அப்புறமா வந்து அங்கேருந்து இது நிறையா கிடைக்குமா நிறையா கிடைக்கல அப்புறம் மேஜர் சப்ளையர் மெயின் சப்ளையரே வந்து அவங்க தான் ஏன்னா அவங்க தான் அதிகமான பெட்ரோல் செய்கிறாங்க அப்போ பை ப்ராடக்ட் அதில் தானே வரும் ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட தான் இது வாங்குறாங்க டன் கணக்கில் வந்து அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இந்த வகையான பிளாஸ்டிக் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ ஃபுட் கிரேட் அதாவது வந்து நாட் லைக் இந்த பேன் பண்ணுற பேன் பண்ண பிளாஸ்டிக் இது கிடையாது கரெக்டுங்களா ஸோ இது வந்து லீகலாக யூஸ் பண்ணி இது வந்து இதுக்கு அடுத்து இது யூஸ் பண்ணக்கப்போ ரீசைக்கிள் பண்ணலாம் ரீசைக்கிள் பண்ண முடியாத பிளாஸ்டிக் கிடையாது கரெக்டா இது one time recycle container recycle பண்ணி நீங்க வேற ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் சார்ஜ் இல்லை வேற ஏதாவது ஃபோன்ஸுக்கு ஸோ வேறு என்ன பிளாஸ்டிக் ப்ராடக்ட்னாலும் இது யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணலாம் completely recycle so this is a plastic material so இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சென்ட்ரல் கன்வேயிங் சிஸ்டம் ஸோ இது வந்து ஆக்சுவலி லோடர் மெஷின்ல வந்து லோடரை ஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த லோடரில் ஒரு மெட்டீரியல் இருக்கும் இங்கிருந்து மெட்டீரியல் சக் ஆகி இந்த லோடர்ல இருக்கும் ஸோ அங்கே மெட்டீரியல் குறையும் போது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆயிடும் இப்போ ஃபீட் பார்க்கலாமா இதை ஸோ சென்சார் இப்போ அதில் மெட்டீரியல் ஃபுல்லா இருக்கனால நம்ம பார்க்க முடியாது சென்சார் கம்மியாச்சுன்னா மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பேரல் ஸோ இதில் வந்து மெட்டீரியல் உள்ள கீழே விழுந்து மெட்டீரியல் மெல்ட் ஆகுது so it is melting around two thirty to two fifty degree Celsius two fifty செல்சியஸில் மெல்ட் ஆகுது மெல்ட் ஆகுது ஸோ அதில் மெல்ட் ஆகி uh, உங்களுக்கு இது வந்து இன்ஜெக்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க மிஷினில் ஸோ மெட்டீரியல் இன்ஜெக்ட் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் அங்கே அங்கே போனீங்கன்னா இன்னும் கிளியராக பார்க்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மோல்டு அது சென்டரில் இருக்கிறது தான் மோல்டு ஆக்சுவலி ஸோ இது பார்த்தீங்கன்னா two fifty ml round container ஆமாம் ஸோ இதோட capacity 32 T M L two வந்து இந்த இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அதில் இதுவாகுதுல்ல so this is advanced technology in plastic injection moulding injection மோல்டிங்லேயே இதுதான் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஐஸ்கிரீம் கப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க அமுல் அருண் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்கும் வெளியே இப்போ வந்து இப்போ நம்ம சில கப்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிராண்டோட ஸ்டிக்கர் வந்து எடுத்து ஒட்டியிருப்பாங்க அதை நீங்கள் அழகாக பிரித்து எடுத்துடலாம் பட் uh, இந்த ஐஸ்கிரீம் இப்போ அருணா இருக்கலாம் இல்லை அமுலா இருக்கலாம் அவர் சொல்கிற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டப்பில் வந்துட்டு அதில் அப்படியே எல்லாமே எம்பட் ஆயிருக்கும் அது வந்து இட் லுக்ஸ் வெரி ப்ரீமியம்ல அது பார்க்கறதுக்கே வந்து இப்போ பரவாயில்ல வந்து ஒரு பெரிய பிராண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு மோல்டிங் தான் இப்போ இங்கே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்து in mould labelling in mould labelling சரிங்களா அண்ட் uh, இது வந்து கம்ப்ளீட்லி ரீசைக்கிளபிள் அண்ட் இதில் யூஸ் பண்ணுற இங்கு கூட it's food grade food grade food grade food gradings தான் யூஸ் பண்ணி இந்த லேபிள் சப்ளைஸ் இருக்காங்க அப்புறம் இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா நார்மல் இதோட ஸோ நார்மல் இதை விட உங்களால் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் uh, இந்த பாக்ஸோட த்ரீ ருபீஸ் வருது அப்படின்னா maybe one rupee more four rupees இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு சிக்கர் விட்டிங்கன்னா மூணு ரூபான்னு வருதுன்னா இப்போ இது பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா வரும் so plain box three rupees அப்படின்னா நீங்கள் இந்த பிராண்டிங் போகும்போது உங்களுக்கு ஒரு ஒன் ருபி ஒரு ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா பட்டோட அதோட பிராண்டோட வேல்யூ வந்து அப்படியே மேலே எலிவேட் ஆகும் ஆமாம் ஸோ இதில் நம்ம எல்லா சைஸ்லையுமே இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணுறோம் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் இது வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கைஸ் இந்த மாதிரி வந்து எவ்வளோ பெருசு நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எம்எல் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கு two fifty ml glass juice glass பார்த்துருப்பீங்க seven fifty ml biryani containers பண்ணுறோம் ஸ்வீட் பாக்ஸஸ் பண்ணுறோம் ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எம்எல் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் பண்ணுறீங்க ஸோ உங்களோட ஐஎம்எல் மட்டும் தான் இருக்குதா இல்ல வந்துட்டு அது இல்லாம நார்மலாவும் நீங்க பண்ணி கொடுப்பீங்க நார்மல் கண்டெய்னர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் so different types for example கஸ்டமர்ஸ்க்கு பிராண்டிங்கே தேவையில்லை அப்படின்னா பிளெயின் கண்டெய்னர்ஸா கொடுப்போம் ஸோ இதில் லேபிளே இருக்காது பிரிண்டிங் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ ஐஎம்எல் அப்படிங்கிறது ஏன் ஐஎம்எல் வந்தோம் அப்படின்னா ஃபார் இப்போ பிளைன் கண்டெய்னர்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் பிராண்டிங்க்கு இது வரைக்கும் ஃபுட் கண்டெய்னர்ஸ்க்கு ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதோட ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்ட் ஆகி வெளியே வந்துடும் அதில் டேரெக்டாக மோல்ட் ஆகி பாட்டை கொண்டு போய் இன்னொரு மிஷினில் வச்சு கையில் தேய்ச்சி ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுவாங்க ஆனால் அது ஈஸியாக வந்துடும் அது வந்து கையில் தேய்ச்சிங்கன்னா இல்லை ஒரு ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா வெளியே வந்து வெளியே வந்துடும் இது வந்து அப்படி வராது இது வந்து அப்படி வராது ஸோ இது நீங்கள் ஸ்க்ராச் ப்ரூஃப் வாஷ் ப்ரூஃப் நீங்கள் டிஷ் வாஷரில் போட்டு வாஷ் பண்ணாலும் இட்ஸ் ஃபீல் அப் ஆகாது ஓ ஆமாம் ஆமாம் கைஸ் ஆக்சுவலி கரெக்டாக சொல்கிறாரு அவர் இது வந்து ஸ்க்ராச் ப்ரூஃப் நீங்கள் என்ன தான் ஸ்க்ராச் பண்ணாலும் ஸ்க்ராச் ஆக மாட்டேங்குது அண்ட் ஆல்சோ வந்து இவங்களோட பாக்ஸ் நான் இன்னொன்று பார்த்தேன்னா வந்துட்டு இதில் மூடி கொடுங்க இதில் மூடி இருக்கா மூடி இன்னொரு மிஷினில் விடுதா வாங்க வாங்க அப்படியே அதை மூடி ஓடுற மிஷினை பார்க்கலாம் வாங்க இங்கே நிறையா மிஷின்ஸ் இவங்க வச்சுருக்காங்க லைக் எக்கச்சக்க மிஷின்ஸ் இருக்குது மிஷின் ரோபோட்ஸ் இருக்குது அந்த ரோபாட் வந்து ஒன்றா பண்ணிக்கிட்டே இருக்குது ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கலரில் இருக்குதுல்ல இந்த கலரு இது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க கரெக்டுங்களா ஸோ இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வரும் ட்ரான்ஸ்பரண்ட் சார் இது கலரே இல்லை இது முதல்ல ட்ரான்ஸ்பரண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஸோ இதில் என்ன கலர் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஷினில் ப்ரொவிஷன் இருக்கு ஸோ தனியாக நம்ம என்ன என்ன கலர் வேணாலும் கஸ்டமருக்கு any colour pink red or any colour we can customise so நம்ம மெட்டீரியல் லோடரில் போடும்போது இது அந்த கலர் வந்து டூ பர்சன்ட் ஆட் பண்ணும் அதுக்கு பேர் மாஸ்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க that is also food grade food grade அது வந்து it's okay completely food grade it's completely fine என்ன கலர் வேணா என்ன கலர் வேணும் சோ இப்போ இந்த இதுல வந்து ஒயிட் வரும் சில இதுல அப்புறமா வந்து கிரீன் வச்சிருக்கீங்களா இங்க கிரீன் கலர் இது எல்லாமே நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க பண்ணிடுவோம் உங்க பிராண்டுக்கு ஏத்த மாதிரி தான் இப்போ உங்க பிராண்ட் என்ன பிராண்டோ இப்போ மேபி ஆரஞ்சில் வந்து கிரீன் கேட்கலாம் இல்லை வந்து கிரீனில் வந்து மஞ்சள் கேட்கலாம் ஏதோ ஒன்று நீங்கள் எப்படியோ பார்த்து வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்க இதில் மோடி சும்மா சரக் சரக் அழகா அதுவாக கவுண்ட் பண்ணிடுமா அதில் இது வந்து என்னன்னா so pick and place robot இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கேவிட்டி ஸோ இது நாலு இதில் ஒரே நேரத்தில் நாலு வருது ஸோ இது நம்ம கவுண்ட் எவ்வளோ வேணுமோ செட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆயிடும் இதெல்லாம் எடுக்கலாமா கண்டிப்பாக அண்ட் தான் இவங்க ஆக்சுவலி நிறைய பாக்ஸஸ் வச்சுருந்தாங்க நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாக்ஸஸ் பார்த்தேன் எனக்கு நான் யூஸ்வலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் பிரச்சனை என்னவா இருக்கும்னா வந்துட்டு அது ஏதாவது பிசுறு பிசுறாக இருக்கும் அது கையில் இதுவாகும் அப்படி இல்லைன்னா திறக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லைனா சிலது திறந்தே தான் வருமே அது ஒரு மாதிரி இப்படி இருக்கும் அதோட இதுவே அந்த மாதிரி இவங்க கிட்ட நான் பார்க்கல எதனாலனா அவங்க கிரியேட் பண்ணுற அந்த மோல்டு மோல்டு கரெக்டா மோல்டு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மோல்டு நம்ம ஃபைவ் லேக்ஸ்க்கும் பண்ண முடியும் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கும் பண்ண முடியும் depends on the quality so நீங்கள் மோல்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல குவாலிட்டியாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராடக்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதனால தான் இங்கே பார்க்குறீங்கன்னா ஸ்டாக்கிங் பண்ணுது எந்த லிட்டுமே இப்படியோ இல்லை இப்படியோ எதுவுமே இருக்காது எல்லாமே ஃப்ளாட்டாக நீங்கள் இதுலேயே தெரியுது ஏன்னா இப்போ நம்ம நிறையா இதில் இருக்கிறதுனால யூ கேன் ஃபீல் தட் ஒரே இதுலேயே இப்போ அது ஒரு மாதிரி இப்படி இப்படி இருக்கும் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுவே டப்பா மூடி இப்படி இருக்கும் அந்த மாதிரி இதில் எதுவுமே இல்லை பாருங்கள் இட்ஸ் ஜஸ்ட் ஸோ லைக் ஒரு மாதிரி ஆட்லி சாட்டிஸ்ஃபைன்னு நம்ம சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதை பார்க்கும்போது எனக்கு ஸோ எங்களோட மெயின் கான்செப்ட் நாங்கள் ஆரம்பிச்சதுனாலே குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக கொடுக்கணும் ஸோ இந்தியன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா Indian market is growing so எல்லாருமே இப்போ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நோக்கி uh, போக ஆரம்பிச்சிட்டாங்க ரெஸ்டாரண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா the one branding so quality products கொடுத்து இப்போ நீங்கள் சின்ன எதுவும் மோல்டு பண்ணி அதுலேயே பிராண்டிங் பண்ணாலும் அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும் எக்ஸாக்ட்லி இப்போ என்னன்னா ஒரு ஒரு பிராண்ட் இருக்குது இப்போ இட் uh, கேன் பி ஒரு ஒரு ஸ்வீட் கடையாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டாகவே இருக்கலாம் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் இருக்குது தெரியுமா அவங்களோட ஸ்வீட்டு இல்லை வந்து சரி நீங்கள் ஒரு ரைஸ் வாங்குறீங்க இல்லை ஏதோ ஒன்று வாங்குறீங்க அதில் அவங்க அனுப்பும் போது அந்த ஸ்டிக்கர் அந்த அந்த பிராண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ அது பார்க்க அழகாக இருக்கோ கிரியேட்ஸ் ஒன் டைப் ஆஃப் ஒரு சுப்பீரியர் ஃபீலில் ஓகே இது பிராண்டாகவே வந்து ஒரு நல்ல இது போல் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பிராண்டோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன் பிகாஸ் தட்ஸ் ஆஃப் தே அவங்களோட பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து இப்படி தான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அது அது ரொம்ப முக்கியம் at the end of the day any பிராண்டாக இருக்கலாம் நீங்கள் ஃபுட் கம்பெனியாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம் பட் உங்களோட பிராண்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது கஸ்டமர்ஸ் கிட்டக்க போயிட்டு you have to do such things yes and அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது ஸோ இதோட பியூட்டி என்ன அப்படின்னா the minimum quantity for this is five thousand ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் இருந்து நம்ம இந்த ஐஎம்எல் பிராண்டிங் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்கும் so because five thousand labels is நம்ம வெளியே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஸோ அதோட காஸ்ட் வந்து நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும் but not very high so அது லேபிள் தான் லேபிள்னால தான் பட் நீங்கள் வந்து நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான் நம்ம ஒரு பீஸ் கேட்டாலும் நம்மளால எடுத்து கொடுக்க முடியும் பட் நம்ம அந்த லேபிளோட மேனுஃபேக்சர் லேபிளோட சப்போர்ட் மேனுஃபேக்சரர் சப்போர்ட் இல்லாதனால we are the minimum quantity for this is five thousand ஐயாயிரம் பாக்ஸ் கொடுங்க ஐயாயிரம் பீஸ் ஏன்னா வந்து அந்த லேபிள் செய்கிறாங்க தெரியுமா அவங்க வந்துட்டு மினிமமாக வந்து ஐயாயிரமாவது சொல்லுவாங்க ஏன்னா ஆக்சுவலி அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு வந்து அந்த பெரிய கம்பெனி அது அது யார் யாருக்கோ பண்ணுறாங்கன்ற மாதிரி அவங்க அவங்களோட மினிமம் இதே ஐம்பதாயிரம் சொன்னீங்க actually is fifty thousand but நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பிகாஸ் லாட் ஆஃப் ஹோட்டல்ஸ் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காங்க அவங்களும் பிராண்டிங் பண்ணணும் so five thousand ten thousand கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் புஷ் பண்ணி அவங்க ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் minimum quantity order even small hotels can do it so நீங்கள் வந்து சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது சின்ன ஹோட்டலாக இருக்கும் சின்ன ஸ்வீட் கடையாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் உங்கள் ப்ராண்டை நீங்கள் வளர்க்க போகிறீங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா அப்படின்றது வந்து இட் டசன் பெரிய ஒரு ஒரு ஒரு ஒரு பெரிய ஹோல் வந்து உங்களோட பாக்கெட்டில் ஐ திங்க் மோர் தென் அந்த அந்த அந்த இது மட்டும் இல்லை அதாவது அந்த ஸ்டிக்கர் மட்டும் கிடையாது எனக்கு வந்து இந்த பாக்ஸே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்னேன் அந்த மூடி ஒழுங்காக மூடாமல் ஒழுங்காக இது பண்ணாமல் எல்லாம் கொஞ்சம் கடுப்பு தான் சரிங்க ப்ரோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆங்ஷியஸா இருக்காரு இங்கே எல்லாமே எடுத்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணி ப்ராடக்ட் ஃபினிஷ் ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து போகிற ப்ராடக்ட் இப்போ இதுக்கு அடுத்து இப்ப விக்க போகிற ப்ராடக்ட் அந்த ஆல்சோ உங்களுடைய குடோன் எங்கே இருக்குது இதெல்லாம் வச்சிருப்பீங்களா அந்த பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல்ஸ் உள்ள குருணை வாங்க ரா மெட்டீரியல் பார்க்கலாம் மேட் இன் யூஏஇ e. இது அங்கேருந்து வாங்கி இங்கே வந்து அதை செஞ்சு நமக்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த விஷயம் நடக்கிறது ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் நடக்குது இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ரோபோட் பண்ணுறதுனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதுக்கு பிராண்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க one colour two colour three colours so every colour is additional cost இப்போ சிங்கிள் கலர்னு கேட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி பைசா இருக்கும் ஒன் கலர்னா அப்படியே ஒன் ருபியாக இருக்கும் த்ரீ கலர் பண்ணுறவங்களுக்கு one rupee fifty paisa so இது வந்து multi colour completely customised for specific customer colour colour கலர்லாம் ஒரே இதுதான் என்னவாக இருந்தாலும் என்ன கலராக இருந்தாலும் ஒரே காஸ்ட் என்ன பிராண்டிங்காக இருந்தாலும் என்ன அதில் எழுதிருந்தாலுமே ஒரே இதுதான் ஸோ இப்போ வந்து இப்போ இது உங்ககிட்ட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கணும் இல்லை ஒரு ஒரு ஹோட்டல் உங்ககிட்ட இருந்து வாங்கணும்னா டேரெக்டாக உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா இல்லை இது எப்படி ஸோ கண்டிப்பாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஸ் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் வி ஹேவ் ஸ்பெசிஃபிக் டீலர் சென்னையில் அது மாதிரி ஒரு டீலர் இருக்காங்க ஸோ டீலர்ஸ் எல்லாம் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அங்கே இருக்கவங்களாம் நம்ம டீலர்ஸ் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறோம் ஸோ இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு டீலர் மூலியமாக ஆப்ரேட் பண்ணுறோம் so we we also looking for dealers so இப்போ கேரளா இல்லை any other states we have a dealer in Hyderabad so அது இல்லாமல் டேரக்ட் கஸ்டமர்ஸும் நிறையா பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஐஎம்எல்க்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் நிறையா இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கனால டீலர்ஸ் கிட்ட அஃபோர்டபுளாக இருக்காது சில டைம் ஸோ அவங்க வந்து எனக்கு டேரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வால்யூம்ஸ் இருக்கவங்க நம்ம டேரெக்டாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே கைஸ் நான் வந்து இந்த இதோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் ஆல்சோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க this is Techpacks in Coimbatore நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்ம முன்னே சொல்லலாம்னு நினைக்கிறேன் வேற in Coimbatore hottest place in Tamil Nadu bro Chennai இது ஹாட்டஸ்ட் ஏங்க கிடையாதுங்க சென்னையில் தான் நான் வரேன் இங்கே வந்து ஏன்னா இவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க இது வந்து கோயம்புத்தூர்னா குளிரும் கோயம்புத்தூர்னா வந்து ஊட்டிக்கு பக்கத்தில் இருக்கும் நாங்கள் காஃபி குடிக்கிறது ஊட்டிக்கு போவோம் இதெல்லாம் நிறையா பேசுவாங்க பார்த்தா இங்கே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது வெளியவே நிற்க முடியல அதனால it's one of the hottest place in Tamil Nadu I'm sorry but I have to say இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு பார்க்குறேன் உங்களுக்கு என்ன video then bye bye from me and bro